Hallelujah, hallelujah, hallelujah. எழுந்தார் சாவை வென்று வாழ்வு தந்தார் நம்பிக்கை தீபம் ஏற்றிடுவோம் மாலுமை வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் நம்பிக்கை தீபம் ஏற்றிடுவோம் மாலுமை வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் அந்தவரே தூவி தெரிந்தார் காவை வென்று வாழ்வு தந்தார் அந்தவரே தூவி தெரிந்தார் உயிர் உண்மையை அழிக்க முடியாது உண்மை மூடிட முடியாது உரிமையை பறிக்க முடியாது உறவை அறுக்க முடியாது உன்னத மக்களை எழுந்திடுவோம் உரிமை மக்களை வாழ்ந்திடுவோம் தானிலமே நீ மகிழ்ந்திடுவாய் இணைந்து நன்மையில் வளர்ந்திடுவாய் தானிலமே நீ மகிழ்ந்திடுவாய் இணைந்து நன்மையில் வளர்ந்திடுவாய் அமைதி வந்திடுமே மனிதம் வளர்ந்திடுமே ஆண்டவரே உயிர் தெழுந்தார் காவை வென்று வாழ்வு தந்தார் ஆண்டவரே உயிர் தெழுந்தார் உயிர் தெழுந்தார் உயிர் தெழுந்தார் பகைமை என்பது இனி இல்லை பாவ உலகம் இனி மாறும் பெருமை உள்ளம் இனி இல்லை சிறுமை மனங்கள் மாறிடுமே இயேசு வழியே நடந்திடுவோம் புதிய பாதை படைத்திடுவோம் நிலமே நீ மகிழ்ந்திடுவாய் இணைந்து நன்மையில் வளர்ந்திடுவாய் நானிலமே நீ மகிழ்ந்திடுவாய் இணைந்து நன்மையில் வளர்ந்திடுவாய் அமைதி வந்திடுமே மனிதம் மலர்ந்திடுமே ஆண்டவரே உயிர் தெழுந்தார் காவை வென்று வாழ்வு தந்தார் ஆண்டவரே உயிர் தெழுந்தார் காவை வென்று வாழ்வு தந்தார் நம்பிக்கை தீபம் ஏற்றிடுவோம் நாளுமை வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் நம்பிக்கை தீபம் ஏற்றிடுவோம் நாளுமை வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் Hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah.